வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷார் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போவது உண்டு மேஷ லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது ஒரு கிரகம் உங்கள் லக்கணத்தில் இருந்தால் முதல்ல லக்கணம் அப்படி என்ன நீங்கள் என்னன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா லக்கணங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய குணம் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து லக்கணத்தில் இருக்கும் கிரகங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நீங்கள் அது வேணும் அது அப்படி தான் இருக்கணும் உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் அதுக்கு பல வழிகள் இருக்குது தியானம் செய்யலாம் இல்லை மந்திர உச்சாடனம் செய்யலாம் அந்த கிரகத்தின் தாக்கத்தை நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் இயல்புலேயே சொல்கிறோம் இல்லையா ஒரு நீண்ட நாளுங்கிறத வந்து அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது பிறப்பில் இருக்கும்போது அவன் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல இடத்துல அது எல்லாமே இயல்பாகவே உங்களை ஆளுமை செய்யும் அந்த கிரகங்களின் கட்டுப்பாட்டில் நீங்கள் இருப்பீங்க இப்போ உதாரணத்திற்கு இப்போ லக்கணத்தில் நம்ம என்ன இருக்குது செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்குடிய குரம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அடுத்தது மேஷ லக்கணத்திற்கு ஒன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் இந்த எட்டாம் அதிபதி செவ்வாய் லக்கணத்திலேயே இருக்குது அப்படின்னா இந்த ஒன்றாம் அதிபதினா என்ன எட்டாம் அதிபதினா என்ன அப்படின்னா ஒன்றாம் அதிபதி லக்கணத்துலேயும் ஆட்சியாக முதல்ல இவங்க தன்னை பற்றி அதிகமாக நினைப்பாங்க தான் யார் தனக்குன்னு அதிகமாக மரியாதை மற்றவங்க மரியாதை கொடுக்கணும் தான் தன்னை முன்னிறுத்தி எல்லா வேலைகளையும் செய்யணும்னு நினைப்பாங்க தான் முன்னாடி இருக்கணும் தன்னை தன்னிலைப்படுத்தி ஒரு தனிமைப்படுத்தி ஒரு முன்னாடி அடை அனைவருக்கும் நான் தான் ஒரு முற்போக்குவாதி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன் முற்போக்குவாதி என்பதை விட எல்லாருக்கும் மேலே நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ளேயே இருக்கும் எல்லாரையும் விட நம்ம இயல்பாக ஃபஸ்ட்டு போகணும் நம்ம தனித்து தெரியணும் அப்படிங்கிறது எண்ணம் உங்களுக்கு இயல்பாக இருக்கும் பெரிய ஆட்சியாக இருக்கிறனால சரிங்களா அடுத்தது எட்டாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறனால இவங்களுக்கு பல நேரத்தில் யாருமே பார்க்காத விஷயங்கள் யாருமே சிந்திக்காத விஷயங்கள் அதாவது எட்டு என்பது வந்து மறைவு ஸ்தானம் ஒரு விஷயத்தை உங்கள் கண்ணுக்கு புலப்படாது யாருக்குமே தெரியாத விஷயங்களை உங்களுக்கு தெரியும் இல்லை வந்து சில பேருக்கெல்லாம் வந்து அந்த சித்தி வரர்னு சொல்லுவோம் இல்லையா சித்தி வரர் சாமி வரர் எட்டாம் அதிபர் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் இருக்கோ அவங்களுக்கு வரும் சரிங்களா இன்னும் ஒரு மற்ற காம்பினேஷன் இருக்கும் பொதுவாக சரிங்களா இந்த சூப்பர் பிரைன் யோகா அது எல்லாமே super brain and super mental power இது எல்லாமே உங்களுக்கு இயல்பாக வரும் அதாவது அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அது செவ்வாய் இவர்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான் சரிங்களா அப்படின்னா எந்த கிரகம் கொடுக்கும் அது ஆன்மீக கிரகங்களான குரு கொடுக்கலாம் இல்லை சனி கொடுக்கலாம் மற்ற கிரகங்கள் கொடுக்கலாம் ஆனால் இங்கே எட்டாம் அதிபதியே செவ்வாயாக இருக்கனால அது கொஞ்சம் வாய்ப்பு குறிவார் செவ்வாய் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னா முதல்ல லக்கணாதிபதிக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் ஏற்படுத்தும் வந்து எட்டாம் அதிபதிக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் லக்னாதிபதி செவ்வாய்னா ரொம்ப முரட்டு சுபாவமாக இருப்பாங்க செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு ரத்தத்தை குறிக்குங்க ஒரு சிவப்பு கலர் உங்கள் சிவப்பு ரத்தம் இது எல்லாமே செவ்வாய் தான் குறிக்கும் அடுத்து ஒரு வேகத்தை குறிக்கும் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்க டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க நீங்கள் வெடுக்குன்னு பேசுகிறது இது எல்லாமே செவ்வாய் அவங்க மட்டும் ஒரு காமாகவே இருக்க மாட்டாங்க எப்பயுமே அவங்களுக்கு இயல்பாகவே பிபி அதிகமாக இருக்கும் செவ்வாய் லக்கணம்ங்கிறது தலைப்பகுதிங்க அதனால் அவங்களுக்கு வந்து சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க சில பேருக்கு வந்து கண் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து ஹீமோரேஜ் இருக்கும் ஹீமோக்ளோபின் ப்ளேஷ பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு எலும்பு பிரச்சனை இருக்கலாம் அதே சில பேருக்கு எலும்பு திடமாகவும் இருக்கும் செவ்வாய் பலமாக இருப்பவர்களுக்கு லக்னம் ஆட்சியாக தான் இருக்குது அது ஆட்சி மட்டுமே பலம் இல்லை அது நட்சத்திர சாரம் அதுவும் பார்க்கணும் சரிங்களா மற்ற என்ன கிரகங்கள் பார்க்குது அதை பொறுத்தே பலன்கள் மாறுபடும் சரிங்களா ஒரு விஷயம் அவங்க வந்துட்டு எப்பயுமே மறைச்சி மறைச்சி பேச மாட்டாங்க நேருக்கு நேராக பேசிடுவாங்க லக்கணத்தில் மேஷ லக்கணம் லக்கணத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் ஆட்சி இருக்கோ நேருக்கு நேராக பேசிட்டு அவங்க போயிடுவாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு பின்னாடி இருந்து பேசுறது அப்படிலாம் வேலைக்கு ஆகவே ஆகாது அடுத்து வந்துட்டு எட்டாம் மதிப்பு லக்கணத்தில் இருக்கிறனால சில பேருக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு எட்டாம் அறிவு டசை டசை அல்லது புட்டி இல்லை ஆறாம் அறிவு டசை புத்தி ஒன்றாக சேர்ந்து வரும் பொழுது இவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகலாம் இல்லை சர்ஜரி ஆகலாம் சர்ஜரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து இரும்பு பொறியியல் சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது சொத்து சம்மந்தப்பட்டது சரிங்களா இதுக்கு எல்லாமே காரணம் வகிக்கும் இந்த செவ்வாய்ங்கிறது வந்துட்டு இந்த செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்குது சரிங்களா அதாவது லக்கணத்துலேருந்து நாலாம் பாவத்தை பார்க்கும் நாலாம் பாவம்ன்றது கடகராசியை பார்க்கும் அப்படின்னா பெரும்பாலுமே இவங்களுக்கு வந்து வீடு நிலம் அல்லது சொத்து இவங்களுக்கோ இல்லை இவங்க ஒரு பூர்வீக ரீதியாக கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதுவே ஏழாம் வீட்டை பார்க்குறனால பெரும்பாலுமே இவங்களோட குணத்தினாலேயே பேச்சினாலேயே திருமண வா உறவில் அதாவது ஏழாம் பாவங்கிறது மனைவியை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கிளைண்ட்ஸை குறிக்கும் ஏழாம் பாவத்தை பார்க்குறனால ஒரு எப்பயுமே ஒரு சண்டை இவங்களோட கேரக்டராலே சில வாக்குவாரம் பிரச்சனை சண்டை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இவங்களோட தன்மையை இவங்க குறைச்சிக்கிட்டால் நல்லது எட்டாம் பார்வையாக எட்டாம் பாவத்தையே பார்க்குறது அப்படின்னா இவங்க வந்து இவங்களுக்கு இவங்களுக்குள்ள பல ரகசியங்கள் இருக்குங்க பல ரகசியங்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அவங்க வந்து யாருக்குமே தெரியாமல் மூவ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் எட்டாம் மதிப்பை இலக்கணத்தில் அடுத்தவங்கள குறை சொல்லி பேசுகிறது கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பாக பேசுறது எது இவங்களுக்கு இயல்புலேயே அதிகமாக வரும் அதனால் இவங்க குறைச்சிக்கணும் குறைச்சா தான் இவங்க வாழ்க்கையில் இவங்க டெவலப்மெண்ட் பண்ணுவோம் எட்டாம் பாவங்கிறது வந்து ஒரு மருத்துவ செலவு அவமானம் கெட்ட பேர் அப்புறம் வந்து அடுத்தவங்களை புறம் பேசுகிறல் சரிங்களா ஒரு திருட்டு இது எல்லாமே எட்டாம் பாவத்தின் கே அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்ல வரல அது என்னென்னா அதன் தன்மைகளை கொஞ்சம் கூட நீங்கள் உள்வாங்கக்கூடாது அப்படி உள்வாங்குனீங்கன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எட்டாம் பாவத்தின் தன்மைகளை யாரெல்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த ஒன்றாம் பாவம் தன்மை உங்களை நீங்கள் முன்னிறுத்தி போனீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலுமே இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து மேஷ லக்கணக்காரர்கள் அதுவும் லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறவங்க எளிதில் முன்னேற முடியும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவ ஓம்